ஓம் சிவோகம் என்ற பாடலை பாடி நம்மை பக்தி நிலைக்கு கொண்டு சென்ற தோழிக்கு நன்றி அடுத்தபடியாக வருக வருகவே என நம் அனைவரையும் தன் நடனம் மூலம் வரவேற்க வருகிறார் ஆர்த்தியா